Sola, sola. Yana, yana. மணி மணி மணி என்னாச்சு ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஹாஸ்பிட்டல் கட்டிகிட்டு இருக்கும்போது இந்த ஹாஸ்பிட்டலுக்கு இன்சார்ஜான சிவில் இன்ஜினியர் இந்த ஹாஸ்பிட்டல் பில்டிங்குள்ளேயே தூக்கு போட்டு இறந்ததாக சொல்லப்படுது இந்த சம்பவத்துக்கு அப்புறமா இந்த பில்டிங்குக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு வீட்டில் இதே மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது இந்த பில்டிங்க்கு பக்கத்தில் இருக்கிற ஏரியாவில் அடுத்தடுத்து நிறைய சம்பவங்கள் நடக்குது இந்த பில்டிங்கில் நடந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறமா நாலு மாதத்துக்குள்ளாவே அஞ்சு பேர் தூக்கு போட்டு இறந்ததாக சொல்லப்படுது இந்த மாதிரி சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துட்டு வந்ததுனால இந்த பில்டிங்க்கு பக்கத்தில் இருந்தவங்க எல்லாருமே வேறு இடத்துக்கு போயிட்டு தான் சொல்லப்படுது அங்கே இந்த இடத்துக்கு வந்து விசாரித்தப்போ இங்கே இருந்தவங்க சொன்னதெல்லாம் என்னென்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி இது விளையாட்டான விஷயம் கிடையாது இது உயிருக்கே ஆபத்தான விஷயமா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டலை தான் இன்றைக்கி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் லைட்டு லைட்டு போடுங்க லைட் போடுங்க கோழு போய் பார்த்துடலாம் கோழு வாங்க கோழு இல்லை என்ன நடந்தாலும் பரவாயில்ல கோழு என்ன மணி வழி போகுதுல்ல ஆமாம் தருவோம் கோழு ரொம்ப இதாக இருக்குது கோழு நாங்கள் ஒரு ஒன் மந்த்துக்கு முன்னாடி இந்த ப்ளேஸ்க்கு வந்து பார்த்தோம் இப்போ நைட்டில் வந்தோடனே வழி தெரியல வழி தெரியாமல் தெரியிருக்கோம் ஏமே இந்த பக்கம் இருக்கிறதே ஒரே வழி தானே ஜி இது ஒரு வழி தான் ஜி வழி தான் ரொம்ப தூரம் வந்துட்டோம் பில்டிங்கை காணுது கீழே முன்னூறு கோகுலே போகுது பாருங்கள் இப்படி என்ன நாளைக்கு வரும் பள்ளி இதை வரும் போகுது தெரியுதா கைஸ் சத்தியமாக சொல்கிறேன் செம்ம அல்லு இன்னும் பிளேஸுக்கே போகல பயங்கரமாக இருக்குது லைட் கொடுங்க பில்டிங் வந்துருச்சு போல தெரியுதா அவங்க போல தெரியுது பாருங்க இது இல்லை மணி பெண்ணி போகணும் போல பாருங்க மணி ரூம் இருக்குங்களா நைட் டியூஷன் ரெடியாக வச்சுக்கோங்க இருங்க இருங்க இருங்க இருங்க இது என்ன என்னமோ கட்டி தொங்க விட்ருக்காங்க அதை ஆட்டி விடுங்க எதுக்கு இது ஆட்டி விடுங்க ஆட்டி விடுங்க ஆடல யாரு கதவு சொல்றா கதவு தான் அடிச்சது ஆமாம் கதவு திறந்த இருக்கு நீ சரக்கு வச்சிருக்கணும் நீ வாருங்க எக்ஸ்போர்ட்டுக்கு நிறைய இடம் எக்ஸ்போர்ட் பண்ண வேண்டியது இருக்கு மணி கேப்சர் ஆகலான்னு பார்த்துக்க முடியும் ஆ சரிங்க ஓகே ஆல்ரெடி மணி ஒன்றரைக்கு மேலே கோலு சோறு கோலு சோடு ஆமாம் கோலு கோலு பார்க்கவே பயங்கரமாக இருக்கு கோலு என்ன கோலு இது இப்படி இருக்கு இன்ட்ரோ பேசிடலாமா ஆ பேசிடலாம் கோலு கோலு பின்னாடி வேறு நிற்கிற மாதிரி எனக்கு கோலு கம்மி கம்மலும் கரெக்டான பேசலாம் எனக்கு இன்ட்ரோ பேசிடலாம் ஆ ஹலோ கைஸ் பேய் வீடியோ லவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம் ஆக்சுவலாக இந்த வாரம் வந்து ஒரு பயங்கரமான ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கோம் இருக்கிறதுலே வந்து என் லைஃப்லேயே வந்து நான் இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு பயங்கரமான இடத்த வந்து நான் பார்த்ததே இல்லை ஏன்னா அவ்வளோ பயமாக இருக்குது சும்மா நான் எல்லா வாரத்துலையும் இதே தான் சொல்கிறேன் அப்படின்லாம் நீங்கள் சொல்லாதீங்க அதெல்லாம் வேறு இது வந்து ரொம்ப பதட்டமாக இருக்குது வரும்போதே பார்த்துருப்பீங்க ரொம்ப நாள் முன்னாடி வந்து நாங்கள் இந்த இடத்த இப்போ டே டைமில் பார்த்தனால எங்களுக்கு வழியும் கரெக்டாக தெரில அன்டைமு இப்போ டைம் ஒரு மணிக்கு மேலே ஆகுது ஒன்றரை பக்கம் ஆகுதுன்னு நினைக்கிறேன் இந்த இடம் வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப பயங்கரமான மோசமான திகிலான ரொம்ப டேஞ்சரான இடம் இது ஆக்சுவலாக இந்த வாரம் வந்து நானும் மணியும் வந்து உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் ரெண்டு பேரும் வந்திருக்கோம் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் ரெண்டு பேரும் வந்திருக்கோம் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் ரெண்டு பேரும் வந்திருக்கோம் ரொம்ப ரொம்ப த்ரில்லிங்காக இருக்க போகுது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இங்கே மணி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கார் உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறக்கு விட நான் பயங்கரமாக இன்ட்ரெஸ்டடாக இருக்கேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிடலாம் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் பின்னாடி பில்டிங் வந்து எவ்வளோ மோசமாக இருக்குதுன்னு மணி ரெடியா மணி போலாம் கோகுலு கைஸ் எவ்வளோக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக இருக்குமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து ரொம்ப பயமாகவும் இருக்குது அதுக்கு முன்னாடி போகணும் போகல மணி கீழே போக பார்க்குற மாதிரி போகல கீழே முள்ளாக இருக்குமா மணி பார்த்து போங்க பார்த்து போகல கூலும் பின்னு போக பயங்கரமாக இருக்குது மெதுவாக மெதுவாக பேசுங்க பண்ணி கத்திடாதீங்க சரிங்களா இன்றைக்கி சரியான வேட்டை இருக்குன்னு நினைக்கிறேன் பார்த்துக்கோங்க மணி மணி மணி என்ன பார்த்துக்கோங்க போங்க போங்க கோழு மணி சத்தம் மணி சவுண்டு கேட்குது கோழு உங்களுக்கு கேடுச்சா ஏய் யாரு யாரா இருக்கீங்க சத்தம் நின்றுச்சு கோலு ஏய் யாரு சவுண்டு போடுறது யாரா இருக்கீங்களா என்ன

குழு கேட்குது கோலு கேட்குது கோலு கோலு சவுண்டு கேட்டு இருக்கு கோலு ரைட் கொடுங்க ரைட் கொடுங்க யாரு சவுண்டு கம்மி பண்ண முடியுமா என்ன சவுண்ட் நிறுத்துங்க கோலு சவுண்ட் அதிகமாக கேட்குது கோலு கோலு இந்த கேக்குது கேட்குது கோலு இந்த கோலு போட்டு கோகுலு இன்னமும் இருக்கு கோகுலிங்க சவுண்டு கேட்குது கோகுலு கோகுலு சவுண்டு நிற்கல கோகுலு கேட்குது கோகுலு இல்லை கோகுலு அந்த ரூமில் கேட்குற மாதிரி கோகுலு இங்கே தான் இங்கே தான் பாருங்க உள்ள கேமரா துருமுல கோகுலு அந்த ரூமில் கேட்டு கோகுலு எனக்கு என்னமோ அந்த ரூம் மாதிரி எந்த ரூம் சொல்கிறீங்க கோலு ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல கோலு அந்த ரூம் கோலு பக்கத்தில் ஆமாம் கோலு பாரு சவுண்ட் சுத்தமாக கேட்கல ஆமாம் கோலு அந்த சவுண்டே கேட்கல கோலு சவுண்டு கேட்டால் தான் நம்ம எந்த ரூம் பார்க்க முடியும் ஆமாம் கோலு அந்த சவுண்ட் அந்த ரூம்லேருந்து வந்துச்சு கோடு எந்த ரூம் சொல்லுங்க சவுண்டு சுத்தமாக கேட்கலையே அவங்க வாங்க முன்னாடி கோடு அந்த சவுண்டு கேட்டுச்சு போடு இல்லை இது வேறு சவுண்டு கேட்குது கூட குழு வந்துடும் வந்துடும் வந்துடும் வந்துடும் குழு தம்பி நீங்கள் லெஃப்டில் இருக்கு குழு குழு வந்துடும் ஒரு சரி குழு இல்லை இல்லை அப்படி குழு சவுண்டு கேட்குது குழு ப்ளீஸ் இங்கே ஃபுல்லாக ரூம் ரூமாக இருக்குது எந்த ரூம்லாம் சவுண்டு பேசுங்க எந்த ரூமில் வந்து சவுண்டு வருதுன்னே தெரியல ரொம்ப பயமாக கூ இந்த ரூமா அந்த ரூமா தெரியல கூடு சுற்றி சுற்றி சவுண்டு கேட்டே இருக்கு நம்ம போக போக கூடு வேற சவுண்டு கேட்குது கூடு ஆமாம் கூடு கூடு சவுண்டு கேட்குது கூடு கோலு கோலு அந்த ரூம் தான் சொல்றது கோலு மணி இந்த ரூம் தான் மணி ஆமா கோலு இந்த ரூம் தான் மணி இங்க இருக்கு பாருங்க ஆமா கோலு ரூம் தான் அதே ரூம் தான் கோலு சத்தம் நல்லாவே கேக்குது ஆமா கோலு பக்கம் விட்டு நினைக்கிற கோலு இருங்க இருங்க கோலு இதுக்குள்ளேயும் கேட்கறமா இருக்கு பாருங்க இல்ல கோலு நல்லா இருக்கு அங்க தான் அங்க தான் யாரு கோலு நல்லாவே கேட்குது கோலு யாரு அதை இடிச்சு விடுறது மாதிரி இருக்கு பத்தாதீங்களா அடி அடி கண்ணுக்குள்ள என்ன போயிடுச்சு மணி மணி இங்கே ஆபத்து மணி நிற்கிறதே ஆபத்து மணி ஆமாம் கோலு இல்லை கோலு கோலு சொல்ல விடுது மணி ஆமாம் கோலு பயங்கரமாக இருக்கும் ഷോട്ട് പോലെ ഗോള് மறுபடியும் அந்த சவுண்டு கேட்க மாதிரி இருந்ததுல கண்டிப்பாக இருக்கு கோலு மறுபடியும் கேட்குது மணி கோளு சவுண்டு கேக்குது மணி பயங்கரமாக கேட்குது கோலு

உங்களுக்கு தெரியுதுங்களா ஆமாம் கவுலு சவுண்டு கேட்டே இருக்கு ஆமாம் கவுலு நீ அந்த பக்கம் ரூம்லாம் இருக்கு நீ தெரியுதா கோலு வாங்க அதுக்குள்ளே வந்து கோலு கேட்டுட்டே இருக்கிற கோலு நிற்க வேலை சவுண்டு ஒன்று ஒன்று ஒன்று எல்லாத்தையும் கோல் கோலு டவர் நிறையா இருக்கு கோலு யாரு பாட்டில் தூக்கி போட்டு ஆரம்பிச்சுல சவுண்டு சவுண்டு கேட்டுச்சு கோலு வாட்டர் பாட்டில் சவுண்டு கேட்டுச்சு ஆ ஃபாலோ பண்ணுறாங்களா கோலு யாரோ பின்னாடி வர்ற மாதிரியே ஃபீல் ஆகுது கோலு கோ பின்னாடி பின்னாடி பாரு பின்னாடி பாரு பின்னாடி பாரு பின்னாடி பாரு மாதிரி இருக்கும் என்னை பின்னாடி பனியில் பிடிச்சாரு இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது கோவில் கோகுலு இங்கே ஆள் நடமாட்டம் சுத்தமாக இல்லை கோவில் என்ன பண்ணியது மணி பாத்தீங்களா ஜி பாத்தீங்களா மணி ஜி யாரு ஜி நீங்க பாத்தீங்களா யாரு மேல யாரு மேல யாரு ஜி மணி மேலே இருந்து வந்துட போகுது மணி மணி இது மணி இன்னும் தொங்குது மணி இது எல்லாமே ஹாஸ்பிட்டலுக்காக கட்டினது பழமணி கண்டிப்பாக போடு ஏ மூணு பேர் தூக்கு போட்டு இருந்தாங்கன்னு சொன்னாங்கல்ல ஆமாம் போடு ஏய் யாரு மணி என்ன மணி அது ஒயிட் ஒயிட்டாக வந்துட்டு வந்துட்டு போகுது மேலே போய் பார்த்துடலாமா மேலே போய் பார்த்துடலாமா ரொம்ப பயமாக இருக்கு ரெண்டு மூணு நாள் வந்தாச்சு மணி நம்ம இதுக்காக தான் மணி வந்தோம் கண்டிப்பாக தான் கோலு ஆனால் ஏதோ ரொம்ப பயமாக இருக்கு கோலு நம்ம யாரும் வாட்ச் பண்ண மாதிரி ஃபஸ்ட்டுலேருந்து சொல்கிறல ஃபீல் ஆகுது கோலு யாராவது எங்களை பயமுறுத்த ட்ரை பண்ணுறீங்களா நீங்கள் எதாவது சொல்ல விரும்புகிறீங்களா Kurang lewat, kurang mulai jari. Kole. Jari. Kole. Jari. Kole. Hei, jari. Awesome. sorry, மணி கொடு கொடு என்னாச்சு கொடு கொடு ஏய் நீ அந்த ரூமுக்குள்ள இன்னும் இருக்கு இருக்கு கோழு அண்ணே அந்த ரூம் கோழு கோழு தெரியுது பாருங்க ரெக்கார்ட் பாருங்க நைட் விஷயம் நீங்க ஐ டூ சார் போட்டு சரிங்க கட் பண்ணுங்கள் அது ஏதோ ரெக்கார்ட் இருக்கான்னு பாருங்கள் உங்களுக்கு தான் பண்ணலையா கோலு இல்லை கோலு உங்களை பாத்திரம் பயந்துட்டேன் கோலு உங்களை சுற்றி விட்டுருச்சு கோலு உள்ள இருக்கு ஆமாம் கோலு கோலு கோலு உங்களே சுற்றி விட்டுருச்சு கோலு பயமாக கோலு உள்ள இன்னும் இருக்கு கோலு 来就是那个，种各 Kalian ya pakai korek. Satu kiri, satu kiri k o r e Ada lagi l a ஆத்து மணி மணி மணி மணி மணி என்ன வாங்க வாங்க பார்த்து பார்த்து பார்த்து பார்த்து பார்த்து என்னாச்சு மணி என்னாச்சு மணி உள்ள பொண்ணு தள்ளி வச்சுக்கோங்க ஆ ஒரு பின்னாடி தள்ளி மாதிரி கோலுக்கு மணி அந்த ரூம் கூட என்ன இருக்கு மணி இருக்கு ரூம் கூட என்ன இருக்கு மணி ஏய் expensive. என்னாச்சு கோலு கோலு கோலு கோலு கோலு கோலு கோலு கோலு கோலு கோலு கோலு கோலு கோலு கோலு எந்திரி கோலு கோலு கோலு கோலு பயமாரி கோலு கோலு கோலு கோலு கோலு கோலு கோலு கோலு கோலு கோலு என்னாச்சு கோலு கோலு கோலு கோலு கோலு கோலு கோலு எந்திரி எந்திரி கோலு கோலு கோலு கோலு என்னாச்சு கோலு கண்ணாமலையே மேலே போகுது கோலு கோலு பயமாரி கோலு கோலு கோலு Pul, pukul, pukul. வந்து மயக்கம் பண்ணி வந்துச்சு ஆக்சுவலாக கிரேவியார் ஃபேக்ட்ரின்னு சொல்லிட்டு கிரேவியார் ஃபேக்ட்ரின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோவில் இதே மாதிரி தான் கொஞ்சம் மயக்க மாதிரி வந்துச்சு ஆக்சுவலாக அங்கே இருக்கிற ஸ்பிரிட்னால் வர இஷ்யூவாக ஆமாம் ஜி ஆமாம் அது மாதிரி ஒரு இஷ்யூவாக இல்லை எனக்கு ஏதாவது இந்த மாதிரி நைட் டைம் பார்த்து பயந்துட்டேன்னா வர இஷ்யூவாக எனக்கு தெரியல ரொம்ப பயந்துட்டேன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா நைட் விஷயம் இந்த இடத்துல வந்து ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறதுனால கன்ஃபார்மாக உணர முடியுது ஏதாவது இருந்தால் கேப்சர் ஆகிற விதமாக நைட் விஷன் நைட் விஷன் வந்து நாங்கள் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம் முன்னாடி வந்து நாங்கள் பண்ணி கடைசி எக்ஸ்போர்ட் பண்ணி பார்த்துட்டு போகிறோம் மணியுமே வந்து அந்த வச்சு போடு ரொம்ப ஒவ்வொன்றா பாருங்கள் லைட்டு போடுங்க அந்த லைட்டு பவர் இல்லை எனக்கு அந்த லைட்டு கொடுங்க நம்ம ஸ்லிப்பர் மாதிரி இருக்குது என்ன பாருங்கள் செருப்பு செருப்பு தான் ஆமாம் ம் மாண்ட செடி ஷோ கல்லுடுது ஸ்மெல் இருந்துச்சு அங்கே போய் அந்த பக்கம் தான் இருக்கான்னு பாருங்க அந்த ரூம்குள்ளே தான் இருக்கான்னு பாருங்க கீழே கடைசியில் ஒரு நிறைய இடம் வச்சு முடியும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணவே இல்லை நீங்கள் இவன் நான் நைட் விஷன் எடுத்து போயிட்டு மூஞ்சியே மாறி வச்சு யார் மூஞ்சிங்க மூஞ்சி தான் இரண்டு அடிச்ச மாதிரி இருக்குது கோலு ஏன் மூஞ்சியா ஆமாம் இப்போ வரும்போது இருந்ததுக்கு இப்போ ரொம்ப இரண்டு அடிச்ச மாதிரி இருக்குது கிட்டத்தட்ட சொல்ல போனால் நீ அடிச்ச மாதிரி இருக்குது கோலு பயமுறுத்தாங்க மணி பயமாக இருக்கு கோழி கூட நான் வந்து எனக்கு தெரியாதா பார்த்துக்கோங்க நார்மலாக தானே பேசுகிறேன் நான் நல்லா எந்த டிஃப்ரெண்ட் இருக்கு கோலு வாங்க கோலு போயிடலாம் வாங்க பார்த்துக்கலாம் வாங்க நீங்கள் வேறு மாதிரி பேசுகிறீங்க வாங்க இது உங்களும் வாங்க இல்லை கோலு கோலு பயமா இருக்கு கோலு வாங்க கோலு பார்த்துக்கோங்க பார்த்து பார்த்து பாருங்க கோலு கோலு உங்கள் ஃபேஸே மாறி வச்சு கோகுல அதான் நல்லா கோகுல நம்ம வந்ததுக்கு இப்போ இருக்கிற பேசி பார்த்துக்கலாம் பார்த்துக்கோங்க மாதிரி தெரியலையா கொலை லைட் தெரியுதா வெளிச்சம் தெரியுது அப்புறம் வெளிச்சம் தெரியுதுன்னு சொல்லுவாங்க வெளிச்சம் லைட்டாக தான் வச்சு தெரியும் நடக்கிற மாதிரி இருக்குல்ல கண்டிப்பாக திருப்பங்க நம்ம பின்னாடி யாரும் நடந்து வந்த மாதிரி இருந்துச்சுல்ல சவுண்டு கேட்டுச்சு ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்துச்சுல்ல கண்டிப்பாக எனக்கு கேட்டுச்சுங்க எதாவது ஃபாலோ பண்ணுறீங்களா ஆனால் பின்னாடி யாரும் இல்லையே எதாவது ஃபாலோ பண்ணுறீங்களா யார் ஃபாலோ பண்ணுறது யாரு கோலு என்ன மணி எனக்கு சவுண்டு கோல நீ எதுக்கு வந்தா நீ கோல போய் பார்க்கலாம் கோல தெரிலங்க வாக்கில் கோலை இது வேகமாக போன மறைஞ்சு அப்போ எல்லாம் கோலை ரொம்ப ரிஸ்க் எடுக்க நினைக்கிற கோலை முடிச்சுக்கலாமா முடிச்சுக்கலாம் கோலை Peace. இந்த வீடியோவை நாங்கள் இதோட ஃபினிஷ் பண்ணிக்கிறோம் எனக்கு என்னமோ ஆயிடுச்சு என் ஃபேஸ் ரியாக்ஷனே சரி இல்லைன்னு மணி சொல்கிறாரு எனக்கு அப்படி தெரியல மணி இந்த பக்கம் மணி இந்த பக்கம் மணி ஃபேஸில் ஏதாவது சேஞ்ச் தெரிஞ்சுது அப்படின்னா கமெண்ட்டில் கீழே போடுங்க எனக்கு நான் நார்மலாக தான் இருக்கேன் இந்த வீடியோ இதோட ஃபினிஷ் பண்ணிக்கணும் இங்கே சவுண்ட்ஸ் கேட்டுகிட்டே இருக்குது சூசைட் காலேஜில் வந்து என் கூட அவர் பேர் என்னன்னா சரவணன் வந்தார் ஸோ மூணு பேராக இருக்கும்போது கொஞ்சம் தைரியமாக இருந்துச்சு ரெண்டு பேராக இருக்கனால ரொம்ப பயமாக இருக்குது ஸோ அடுத்த நம்ம சேனலில் தரமான வீடியோலாம் நிறையா வரும் ஸோ அது வரைக்கும் ஸ்டேட் வந்து Ele curte bem. Bye, guys.